வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஆச்சிக்கு கேசரி செய்ய போறேன் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் இந்த ரவை நல்லா வறுக்கணும் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சு வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் ரவை வந்துருச்சு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஆரஞ்ச் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி போடலாம் அப்புறம் தாச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மேலேயே இந்த ஒரு கிண்ணம் நெய்யும் ஊற்றிக்கலாம் இப்போ கிளறணும் Pronto, esse aí. já tinha gato que desse da América. Responda. ರಾಜಿಗೆ ಕೆಲಸಗಳು ಕೂಡ ರಾಜಿಗೆ ಕೆಲಸಗಳು ಕೈಗಳು ಕೈಗಳು ಕೈಗಳು ಪ್ರಾರಂಭ ಬೆಳಕು